இணக்கமான உங்களுக்கு வணக்கம் செய்தி ஊடகங்கள் மேலேயும் இந்த பத்திரிகைகள் மேலே தொடர்ச்சியா வைக்கப்படுற குற்றச்சாட்டு எந்த செய்தி ஊடகங்களும் பத்திரிகைகளும் நடுநிலையா செயல்படுறதுல ஒரு சாருக்கு துணையாகவும் சாதகமாகவும் செயல்பட்டு இருக்காங்க இங்க நடுநிலையான செய்தி ஊடகங்கள் எதுவுமே கிடையாது நடுநிலையான பத்திரிகைகள் எதுவுமே கிடையாது அதனால நடுநிலையான செய்தியாளர்களை உருவாக்குறதும் செய்தி ஊடகங்களை உருவாக்குறதும் என்னோட மிகப்பெரிய கனவு அதுக்கான முன்னெடுப்பா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே நான் முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ அது சாத்தியமாக இருக்கு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஜேர்னலிசத்தை வந்துட்டு தன்னோட துறையாக தேர்ந்தெடுக்கும் இதை வந்து தன்னோட ப்ரொஃபஷனாக தேர்ந்தெடுக்கும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வந்து சேர்ந்துக்கலாம் நானே நேரடி வகுப்புல வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லித்தர போறேன் நேரலையா அதாவது வந்து லைவ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் அதனால நிச்சயமா நீங்க ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா உருவாக்க முடியும் இந்த விஷயத்த நான் முன்னாடி கொண்டு வந்த உடனே நிறைய பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க உண்மையிலேயே ஜேர்னலிசம்ன்றது இங்கே எத்திக்கலாக கொண்டு வரப்படணும் நிறைய ஜேர்னலிஸ்ட் உருவாக்கப்படணும் அதனால் நாங்களே உங்கள் கோர்ஸ் கூட வந்து சேர்ந்துக்கிறோம் நாங்கள் நிறைய வாலண்டியராக வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி பெரிய பெரிய வல்லுநர்கள் இந்த துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே எனக்கு உதவி பெய்ய தயார் தயாராக இருக்காங்க ஆகஸ்ட் ஒன்பதுல இதுக்கான முதல் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஜூலை இருபத்தி மூணு ரங்கராஜ் பேண்டை ஒரு வீடியோவை தன்னோட சாணக்கிய சேனல் அப்லோட் பண்றாரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு சேனலை வந்துட்டு அவர் வந்து நிர்வகிச்சுட்டு இருக்காரு இருந்தாலும் இந்த சாணக்கிய சேனல் தான் ரொம்ப ஆக்டிவா இப்போ ரீசன்ட் டேஸ்ல இருக்காரு அதுல இருபத்தி மூணு ஜூலைல சொல்லியிருந்த விஷயம் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ சொல்லப்படுற விஷயம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு அறுபது நாள் வந்து இந்த கோர்ஸ் இருக்கும் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துட்டு one hour eleven o'clock வந்து இந்த ஸ்கோர் ஸ்டார்ட் ஆகும் இது நேரலை வகுப்பு கொரோனா காரணமாக நேரலை வகுப்பில் இருக்கும் இது மட்டும் இல்லை பல பேர் வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த ஜேர்னலிசமில் வந்து கற்றுக்கணும்னு நினச்சதுனால இதை வந்து நேரடியாக லைவாக கொண்டு வரோம் நானே இந்த கிளாஸை நேரடியாக எடுக்க போகிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடம் வந்து இந்த துறையில் வந்து அனுபவம் மிக்க இந்த ஜேர்னலிசமில் வந்துட்டு அனுபவம் இருக்கிற நானே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த இது கிளாஸஸ் எடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டாக உருவாக்க முடியும் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன எந்த மாதிரி கோர்ஸ் டியூரேஷன் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அறுபது நாட்கள் வந்து ஐம்பது கிளாஸஸ் சாட்டர்டே சண்டேல ஒன் ஹவர் கிளாஸஸ்னு ஐம்பது கிளாஸஸ் இருக்கும் இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணுவோம் ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக P S J two thirty four at Gmail அப்படி ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற மெயிலுக்கு உங்களோட டீட்டெயிலை அனுப்புங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கோர்ஸ் டேட்டாஸ் என்ன எந்த பீரியடில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எந்த பீரியடில் எந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியுன்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தி மூணு கொடுத்துருந்தது பட் நான் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் நமக்கு கொஞ்சம் ஜேர்னலிசமில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன விஷயம் இன்ட்ரெஸ்ட்னா சொல்ற மாதிரி எல்லாருமே ஒருவேளை வந்துட்டு நடுநிலையா இல்லாம இருக்காங்களோ மக்களுக்கு நடுநிலையா செய்திகளை சொல்லணும் அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அறிவு வேணும் வெறும் வீடியோ மட்டும் பேசிட்டா மட்டும் மக்கள் கொண்டு போய் சேர்த்துட முடியாது ஸோ ஜேர்னலிசம் அந்த அந்த ஸ்ட்ரிக்ட் டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னால ஜேர்னலிசம் நம்மளும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த P S J two thirty four at Gmail dot காம்க்கு மெயில் அனுப்புகிறேன் முந்தானத்து முந்தானத்து என்ன அனுப்பியிருந்தேன்னா இந்த மாதிரி வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஜேர்னலிசம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸ் தானே சொல்லியிருந்தீங்க ஸோ என்ன பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்னு தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அந்த அந்த மெயில இருந்து எனக்கு ரிப்ளையும் வந்துருந்துச்சு ரிப்ளைல சொல்லியிருந்த விஷயம் உண்மையிலேயே வந்துட்டு பேரடியாக இருந்துச்சு நான் நினச்ச விஷயம் என்னவானா பாண்டே உண்மையிலே வந்துட்டு சமுதாய அக்கறையோட சமூக எண்ணத்தோட நடந்துக்கிறாரு இங்க நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகணும் அப்படின்றது பாண்டேவோட கனவா இருந்துச்சு மேபி வந்துட்டு ஏதாவது ஸ்டைஃபன் மாதிரி நமக்கு கொடுப்பாங்க இல்ல நம்ம ஏதாவது பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் ஏதாவது பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் என்றதை தெரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போய் எப்படியாச்சும் சேர்க்கணுன்றதுக்காக இதை நம்ம கத்துப்போமே அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் இந்த மெயில் அமைச்சிருந்தேன் அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க ஆனா ரிப்ளை எனக்கு மிகப்பெரிய பேரிடையா இருந்துச்சு ஏன்னா கோர்ஸோட ஃபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன்லி ஐம்பதாயிரம் ரூபா வெறும் ஆறு மாத கோர்ஸு ஐம்பது கிளாஸ் மட்டுமே இருக்கிற இந்த கோர்ஸுக்கு ஐம்பது ஆயிரம் ஃபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸோட வேலை ஆயிரம் ரூபா அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஐம்பது கிளாஸ்க்கு நம்ம ஐம்பதாயிரம் ரூபா பே பண்ணணும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் டோக்கன் அட்வான்ஸாக பத்தாயிரம் ரூபாய் இப்போ பே பண்ணிடுங்க மீதி பணத்தை உங்களுக்கு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் அவர் சொன்ன மாதிரி ஆகஸ்ட்ல ஒரு பேட்ச் மேபி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வந்துட்டு இந்த ரெண்டு மாசம் முடிஞ்சு மூணாவது மாசம் அந்த கோர்ஸுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியும் அப்படின்றதுனால அக்டோபர் மாதம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிஷியலாக டோக்கன் அட்வான்ஸ் வந்துட்டு நீங்கள் பத்தாயிரம் பே பண்ணிருங்க அதுக்கப்புறம் மீதி பேமெண்ட் வந்து நீங்கள் அக்டோபரில் பே பண்ணால் போதும் அப்படின்றத அந்த மெயிலில் சொல்லியிருந்தேன் இதை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய ஷாக் ஏன்னா பாண்டே அவர்கள் இன்னைக்கு சமுதாயம் சார்ந்த சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காரு அரசியல் சார்ந்த பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு மக்கள் தேவைக்காக தான் இந்த ஜேர்னலிசம் அப்படின்ற கோர்ஸை உருவாக்கியிருக்காரு ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகணும் எத்திக்கல் ஜேர்னலிசம் இங்கே உருவாகணும் அப்படின்றதுக்காக ஏதாவது வந்துட்டு உதவி செய்யற மாதிரி தான் இந்த ஜேர்னலிசம் கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஐம்பதாயிரம் ஃபீஸை கட்டி படிக்கணும்னு சொன்னால் ஐம்பதாயிரம் ஃபீஸை கட்டி இந்த கொரோனா காலத்தில் உங்களால் நேரலை தான் நடத்த முடியும்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி வந்துட்டு ஐம்பதாயிரம் ஒரு நாள் ஃபீஸ் கட்ட முடியும்னு நினச்சிங்க அப்படி ஐம்பதாயிரம் ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க எத்திக்கல் ஜேர்னலிஸ்டோட வருவாங்களா எத்திக்கலோட வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் உருவாகும்னா அடித்தட்டுல இருந்து மக்கள் நலனில் மட்டுமே யோசிச்சு எப்படியாவது இந்த மக்கள்கிட்ட நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட மாட்டோம்னு நினைக்கிறேன் பல பேர் வந்து இந்த ஜேர்னலிசமா ஐம்பதாயிரம் கொடுத்து படிக்க முடியுமா நீங்க உங்க வீடியோ சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா என்னோட மிகப்பெரிய கனவு ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகிறதும் ஒரு எத்துக்க ஜேர்னலிசம் உருவாகிறதும் மிகப்பெரிய கனவு அந்த கனவை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் அப்படின்றது மிகப்பெரிய தடையா இருக்கும் தயவு செஞ்சு சாதாரண மக்கள் இந்த குள்ள வரணும் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் அப்படின்றத கன்சிடர் பண்ணணும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் மறுபடியும் வந்துட்டு யாராவது ஒருத்தர் படிக்கணும்னு நினைக்கிறவன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு புரிதலுக்கு இதை சொல்லி தான் ஆகணும் லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்கிற இடத்துல நிறைய பேர் வந்துட்டு இந்த பா இதுக்குள்ளே இருக்காங்க இந்த மீடியாக்குள்ளே இருக்காங்க நியூஸ் மீடியாக்குள்ளே இருக்காங்க இல்லை நியூஸ் பேப்பர்ஸில் இருக்காங்க ஸோ ரைட் விங்க்கு ஒரு சில பேர் யாருமே இல்லாமல் இருக்காங்க ஸோ ரைட் விங்காக வந்துட்டு ஆள் சேர்க்கிறது தான் இந்த விஷயம் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்களும் இதை கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி தான் தோண ஆரம்பிக்கும் ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து சேர்றவன் யாருமே வந்துட்டு சாதாரண அடித்தட்டு மக்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறவனா இருக்க மாட்டான் ஸோ ரைட்டிங் யாரை டெவலப் பண்ண நினைக்குதோ அவங்களாம் வந்துட்டு இந்த ஜேர்னலிசம் கோர்ஸை படிப்பாங்க அதனால இந்த கோர்ஸை படிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் நடுநிலையான ஒரு நடுநிலையால செய்தியாளராக உருவாக வாய்ப்பே கிடையாது நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இங்கே உருவாக சான்ஸ் இல்லை மறுபடியும் அவனுக்கு எதிராக இவன் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு தான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு நல்ல ஜேர்னலிஸ்ட் உருவாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களோட உண்மையான கனவாக இருந்துச்சுன்னா நல்ல ஜேர்னலிசம் எத்திக்கல் ஜேர்னலிசம் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபீஸை கன்சிடர் பண்ணுங்க மிஸ்டர் பாண்டே இதுதான் என்னோட வேண்டுகோள் உங்களை வந்துட்டு இந்த காயப்படுத்தி இருந்தால் மன்னிக்கணும் அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு கிடையாது பட் என்னோட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் மெயில போட்டு மெயில ரிப்ளை வாங்கின எனக்கு மிக அதிகமான உரிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ